சமூக ஊடகங்கள் மூலம் காதலிப்பதாக கூறி இயக்குனர் சனல்குமார் சசிதரன் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாக நடிகை மஞ்சு வாரியர் பரபரப்பு புகார் கொடுத்துள்ளார் தமிழில் தனுஷ் நடித்த அசுரன் உள்பட பல படங்களில் நடித்துள்ளார் நடிகர் திலீப்பை திருமணம் செய்த நடிகை மஞ்சு வாரியர் பின்னர் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விவாகரத்து செய்தார் அதன் பின்பு தனியாக வசித்து வரும் மஞ்சுவாரியரை காணவில்லை என்றும் அவர் சிலரது கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் மலையாள இயக்குனர் சனல்குமார் சசிதரன் என்பவர் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டார் இயக்குனர் சனல்குமார் சசிதரனின் பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலானது இதையடுத்து மஞ்சு வாரியர் இங்கே என்ற கேள்வியும் எழுந்தது இந்த நிலையில் நடிகை மஞ்சு வாரியர் கொச்சி போலீஸ் கமிஷனரை சந்தித்து ஒரு புகார் கொடுத்தார் அதில் டைரக்டர் சனல்குமார் சசிதரன் தன்மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் அதன் பேரில் எர்ணாகுளம் போலீசார் இயக்குனர் சனல்குமார் சசிதரனை கைது செய்தனர் சனல்குமார் சசிதரன் மீது நடிகை மஞ்சுவாரியர் அளித்த புகாரில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது அந்த புகாரில் சனல்குமார் சசிதரன் இயக்கிய கையட்டம் படத்தின் படப்பிடிப்பின் போதே அவர் என்னை காதலிப்பதாக கூறினார் அதனை நான் ஏற்க மறுத்தேன் அதன் பிறகும் அவர் என்னை காதலிப்பதாக கூறி தொலைபேசியில் பேசினார் அதனையும் நான் கண்டித்தேன் அதன் பின்பும் அவர் விடாமல் தன்னை காதலிக்க வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் மூலம் கருத்து பதிவிட்டு வந்தார் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாகவே நான் அவரது பதிவுகளை கண்டு கொள்ளாமல் இருந்தேன் அதன் பிறகும் அவர் என்னை தொந்தரவு செய்வதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் கூறியிருந்தார் യുടെ ആയുധമാണ് അത് മറന്നുപോയ ഒരു സമൂഹം എന്ന് പറയുന്നത് തകർന്നു തുടങ്ങുന്ന ത- സമൂഹമാണ് അപ്പം നിലവിളിക്കുന്ന ആളുകളെ നോക്കി ചിരിക്കുന്ന ആളുകളോട് എനിക്കൊന്നും പറയാനില്ല നിരന്തരമായി ഇല്ല ഇല്ല നിരന്തരമായി ശല്യം ചെയ്യുമെന്ന് വെച്ചാൽ അങ്ങനെ അങ്ങനെ ഒരു ശല്യം ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ അവർക്ക് എന്നെ വിളിച്ചിട്ട് ഇപ്പോൾ തന്നെ ഞാൻ ഈ ഈ ഏഴ് ദിവസം മുമ്പ് ഞാനൊരു പോസ്റ്റ് ഇട്ടല്ലോ ആ പോസ്റ്റ് ഇടുന്ന സമയത്ത് ഞാൻ അവർക്കൊരു മെസ്സേജ് അയച്ചു നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ നിങ്ങളുടെ ജീവന് ഭീഷണി ഉണ്ട് എന്ന് എനിക്കൊരു പേടിയുണ്ട് അപ്പോൾ ഞാൻ ഇങ്ങനെ ഒരു പോസ്റ്റ് ഇടാം അത് പബ്ലിക് അറിയണമെന്ന് തോന്നുന്നു എന്ന് പറഞ്ഞു അപ്പോൾ അവർ മറുപടി അയച്ചില്ല മെയിലും അയച്ചു ഞാൻ മറുപടി അയച്ചില്ല അപ്പോൾ അത് അത് കഴിഞ്ഞപ്പോഴാണ് എനിക്ക് ശരിക്കും വീണ്ടും മെയിൽ എത്തുന്നില്ല അവർ പുറത്ത് വന്ന് ഒന്നും പറയുന്നില്ല ഞാനത് പോസ്റ്റ് ചെയ്തത് പോസ്റ്റ് ചെയ്തപ്പോൾ തന്നെ ഒരുപാട് പേര് അതിനെ എടുത്തു പത്രങ്ങൾ അതിനെ എടുത്തു അപ്പോഴും അവർ മിണ്ടുന്നില്ല അത് ഒരു ദിവസമായി രണ്ട് ദിവസമായി മൂന്ന്